அப்பாவி எருமை மாட்டின் பால் சூரஜ்பூர் கிராமத்துல கிஷோருங்கிற பேர் கொண்ட ஒரு மேஸ்திரி இருந்தான் அவன் தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் கிஷோர் கிட்ட அவங்க அப்பா கொடுத்த ஒரு எரும மாடு இருந்தது அந்த எரும மாடு ரொம்ப அப்பாவி கிஷோர் அது மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான் அந்த எரும மாட்டுக்கும் கிஷோர்னா ரொம்ப பிடிக்கும் கிஷோர் ஒரு நல்ல மேஸ்திரியும் கூட அவன் வீடெல்லாம் நல்லா கட்டுவான் கிஷோர் வீட்டை விட்டு வேலைக்கு போகும் போதெல்லாம் அந்த அப்பாவி எரும மாடு அவன் பின்னாடியே அங்கே போகும் கிஷோர் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் எரும மாடு அங்க புற்களை மேஞ்சுக்கிட்டு இருக்கும் எப்பா கிஷோர் இதோ உன்னோட எரும மாடு வந்துருச்சு நான் தான் சொல்லுவேன்ல உன்னோட எரும மாடு உன்னை விட்டு இருக்கவே இருக்காதுன்னு ஆமாப்பா மகேஷ் நீ சொல்றது உண்மைதான் அந்த எரும மேல அந்த அளவுக்கு எனக்கு பாசம் அதெல்லாம் சரி கிஷோர் ஆனா உனக்கு அப்புறம் இந்த எருமைய உங்க பசங்க பாத்துக்குவாங்களா எப்பா மகேஷ் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆனா கிஷோருக்கும் மகேஷுக்கும் இது தெரியாது அவங்க இப்படி வேடிக்கையா பேசுறது ஒரு நாள் உண்மையாகும்னு ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா கிஷோருக்கு மரணம் ஏற்பட்டுச்சு எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க ஆனா அதிகமான கவலை அவனோட எரும மாட்டுக்கு தான் ஏற்பட்டுச்சு அது எதுவுமே சாப்பிடாம இருந்தது அதை பார்த்ததும் கிஷோரோட குடும்பத்துக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்பதான் அங்க கிஷோரோட சித்தப்பா வந்தாரு அப்புறம் அவர் கிஷோரோட பையன்கிட்ட என்ன சொன்னாருன்னா கண்ணா பயப்படாத நீயும் உங்க அப்பா மாதிரி இத நல்லபடியா பாத்துக்க அப்புறம் பாரு இந்த மாடு கொஞ்ச நாள்ல குணமாயிடும் அப்புறம் இது வெறும் மாடு மட்டும் இல்ல இது ரொம்ப அப்பாவி கிஷோரோட பையன் சுரேஷ் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டான் அப்புறம் அவன் அந்த மாட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டான் கொஞ்ச நாள்ல அந்த மாடு முன்ன மாதிரி குணமாயிடுச்சு அதுக்கு கிஷோர் மாதிரி சுரேஷையும் ரொம்ப பிடிச்சி போச்சு சுரேஷ் எங்கெல்லாம் போறானோ அவன் பின்னாடி அதுவும் போகும் ஒரு நாள் சுரேஷுக்கு நகரத்துல இருந்து நல்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு அப்புறம் சுரேஷ் நகரத்துக்கு வேலை செய்ய போனான் சுரேஷ் போனதுக்கு அப்புறமா மாடு ரொம்ப சோகமாயிடுச்சு அப்போ சுரேஷோட அம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க நீங்க என்னம்மா சொல்றீங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் நாளைக்கே திரும்பி வந்துடுறேன் சுரேஷ் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் சுரேஷ பார்த்ததும் மாடு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் நிறைய பால் கறக்க ஆரம்பிச்சது மாட்டோட பாலை பார்த்துட்டு சுரேஷுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அப்புறம் அவன் சொந்தமா பால் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் மாட்டோட ஆசீர்வாதத்தோட ராத்திரி பகலுன்னு பார்க்காம உழைக்க ஆரம்பிச்சான் தன்னோட வியாபாரம் பெருசானதுக்கு அப்புறம் அவன் எருமை கிட்ட சொன்னான் போலி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டி இருக்க அப்புறம் என்ன வீட்டுல இருக்க வச்சு உனக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அப்புறம் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியையும் காட்டின இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சுரேஷ் பேசுறத கேட்டுட்டு போலி சரின்னு தலையாட்டிச்சு